வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் டே பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி நைன் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் டுவெல் மேல் ஆகுது ஸோ மார்க்கெட் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆகுது ஸோ நமக்கு மார்க்கெட் ஏறுது ரைஸ் ஆகுதுன்றத நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி சொல்கிறக்காண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டில் பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அது எப்படின்னா ஒரு க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty six thousand eighty five அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ கால்ஸ்ன்றனால நமக்கு வந்து மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே ஒரு ரெட் கலர் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல அதான் ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்லேயே உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில்னுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும் ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆகும்போது ஸோ பை கால்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து சொல்லும் அதே இப்போ வந்து ஒரு செல் கால் வந்து ஜெனரேட் ஆகுது அப்படிங்கல நம்ம ப்ரீவியஸ் கேண்டில் கலர்ஸ் பாருங்கள் ரெட் கலரில் இருக்குல்ல அந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் வரும்போதே இது எடுத்தால் பை பண்ணால் என்ன பாயிண்டில் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துடும் என்ட்ரி பாயிண்ட் அதான் நமக்கு இங்கே கூட பாருங்கள் buy at thirty six thousand eighty five அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line so இதில் நமக்கு என்ட்ரி வந்து thirty six thousand eighty five காட்டுதுல ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty six thousand hundred and seventy five point டுவெண்ட்டின் காட்டுது ஸோ ஒரு நைன்ட்டி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் நமக்கு வந்து ஒரு நைன்ட்டி பாயிண்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஷோ பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த சார்ட்டில் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி நமக்கு ஒரு லெவன் டென்னுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆனதில் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகுது கேண்டில்ஸு ஸோ நம்ம ஒரு பிரேக் அவுட் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதெல்லாம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு கால்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனரேட் ஆயிருக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்கிறக்காண்டி கேண்டில் கலர் சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப்லாஸோட நமக்கு வந்து வந்திருக்கு நமக்கு ஒரு ஒன் வீக்காகவே தெரிஞ்ச விஷயந்தான் மார்க்கெட் வந்து ஃபுல் டவுனில் இறங்கிக்கிட்டே தான் இருக்குது ஈவன் கூட தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கீழெலாம் வந்து நல்லாவே டவுன் சைடில் போய் ட்ரேடிங் ஆகிட்டு தான் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் மேலே ரெக்கவரி கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே வர ட்ரை பண்ணிகிட்ருக்கு ஸோ அப்படி கொஞ்சம் மேலே வரையில் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரா இன்ட்ராடே ட்ரேடிங் அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பாயிண்ட் டார்கெட்டோட நமக்கு வந்து கிடச்சிருக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹாஃப் டார்கெட்டே வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு தேர்ட்டி சிக்ஸ் எயிட்டி ஃபைவ்ல வந்தது இப்போ thirty six thousand hundred and fifty five வரைக்கும் வந்துருச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்க டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு தேர்ட் கேண்டில் போது ஒரு த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ரேஞ்சுக்கு வந்து ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் வந்திருக்கு இன்னும் ஒரு ஃபோர்டீன் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் இன்னும் ஒரு டென் பாயிண்ட் இருக்குது ஸோ நம்ம வந்து இந்த டென் பாயிண்ட் வந்து கிடைக்குதா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துருச்சு டார்கெட் ஸோ இந்த ஒரு டென் பாயிண்ட் கிடச்சி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுதா இல்லை ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபிஃப்த் மினிட் இப்போ போய்கிட்டு இருக்க ட்ரேடிங் சடனாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா ரைஸ் ஆகுது ஃபோர்த் மினிட் கேண்டில் பாருங்கள் ஃபோர்த் மினிட் வந்து பையிங் ரேஞ்ச் வந்துச்சு இப்போ ஃபிஃப்த் மினிட் கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டிலே பாருங்கள் ஃபஸ்ட் டாரட்டை வந்து ரீச் அவுட் வந்து கொடுக்குது ஆக்சுவலி நமக்கு இப்போ லாஸ்ட் ஒரு டூ கேண்டிலில் பை பாயிண்ட்டையும் தொட்டுட்டு ஃபஸ்ட் டாரட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரீச் கொடுத்துருக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை பையிங் ரேஞ்சை ரீச் அவுட் கொடுத்துட்டு அப்புறம் தான் நமக்கு டார்கெட்டே ரீச் அவுட் வந்து ஆயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆகுது ஜெனரேட்டான ஆன பைக்கால் நல்லா ரைஸ் ஆகுது ரைஸ் ஆகையில் பார்த்தீங்க அப்படின்னா thirty six hundred and fifty ரேஞ்சை ஸ்ட்ராங்காக ரீச் கொடுத்துச்சு பட் அந்த இடத்துல நிற்க முடியல மார்க்கெட் அகைன் ட்ரெண்ட் கொஞ்சம் கூல் ஆகுது ரிவர்ஸ் ஆகுதுன்னே கூட சொல்லலாம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ஷன் ஆகி ரிவர்ஸ் ஆகிட்டு அகைன் பையிங் ரேஞ்சை தாண்டுது தேர்ட்டி சிக்ஸ் எயிட்டி ரேஞ்ச் வரைக்கும் வருது அதுக்கப்புறம் மார்க்கெட் செகண்ட் டைம் ரைஸ் ஆகுது சிங்கிள் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு seventy five points movement out வந்து கொடுத்து டார்கெட்டே போயிட்டு ரீச் அவுட் வந்து கொடுக்குது இப்போ நெக்ஸ்ட் கேண்டில் பாருங்கள் நல்லா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு லெவன் ஓ கிளாக் அப்புறம் கிடச்ச பைக்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூமெண்ட் வந்து இப்படி தான் வந்து கொடுத்துருக்கு நம்ம ஃபஸ்ட்டு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஃபுல்லாகவே பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபோர்த்து மினிட் டவுனு அடுத்து ஃபிஃப்த் மினிட் கேண்டில் நல்லாவே டார்கெட்டை போய் ரீச் அவுட் ஆனதே பார்த்தோம் ஸோ இது நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்த்துட்ருக்கோம் ஒரு ஆப்ஷன் காலும் பார்த்துடலாம் so thirty six eighty five by எட்டு ஸோ நம்ம ஒரு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கால் ஆப்ஷனே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆப்ஷன்லேயே இது என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது எப்படி மூவ்மெண்ட் தருதுன்ட்டு இது பார்த்தீங்கன்னா Bank Nifty weekly call option thirty six thousand call option so இது இன்றைக்கி நமக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் சார்ட் இது வந்து நமக்கு வந்துங்கன்னா ஒரு லெவன் ஃபோர்டீனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி ஃபோரில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபோர் தேர்ட்டி ஃபோரில் வந்து பைக்கால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் போச்சு ஸோ இது நம்ம வந்து நல்லா கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபோருக்கு நமக்கு வந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஜென்ரேட் ஆனது நல்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்கு அப்புறம் ரீச் கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி ரேஞ்சில் ட்ரேடிங் போகுது ஸோ இது வந்து ஒரு அட் த மணி ஆப்ஷன் தான் வந்து இது நம்ம வந்து பார்க்குறோம் இதே இந்த மணி ஆப்ஷன்லாம் பார்த்தோம்னா இன்னமும் வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் நமக்கு ஆப்ஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மணி போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும் நிறையா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் ஸோ இது வந்து கம்மிங் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆக போகிற weekly option thirty six thousand call option so நீங்கள் இந்த மணி ஆப்ஷன் எடுக்கல இன்னமும் நல்லாவே வந்து மூவ்மெண்ட்டை அனலைஸ் பண்ணலாம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை டெய்லி நீங்கள் பார்த்துட்டு இதில் வர கால்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் பார்த்தினா டீட்டெயில் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி தான் வந்து பார்க்க போகிறீங்க பார்க்கும்போதே மார்க்கெட்னுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டில் கலர்ஸ் சேஞ்ச் ஆகும் அதில் என்ட்ரி பாயிண்ட்ஸும் வரும் அந்த என்ட்ரி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த சார்ட் மெனு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க தேங்க்யூ